ஓகே வணக்கம் இப்ப வந்து நம்ம முதல் இரண்டு சாப்டர் முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து தேர்ட் சாப்டர் பார்க்க போறோம் என்னன்னா அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமா அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது இப்ப நம்ம நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமுக்கான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறதுக்கான ஒரு பகுதியா இதை நான் பாக்குறேன் இது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மொத்த ஞானத்துக்குமான ஒரு விடைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தலைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும்போது ஞானம் என்றால் என்ன என்பதை கருத்தளவில் புரிந்து கொண்டால் ஞானம் பெற்று விட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றது வந்து பகவத்தையாவுடைய கருத்து இப்ப ஞானம்னா என்ன அப்படிங்கிறத வெறும் கருத்தளவுல புரிஞ்சுக்கிட்டா போதுமா அது ஞானம் பெற்றதுக்கு சமமா அப்படின்னு நமக்கு அடுத்த கேள்வி வருது இல்லையா அது எப்படி சாத்தியம் இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஹ் இப்ப வந்து நம்மளுக்கு ஆஹ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு வழக்கத்துல இருந்தது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம உணர்வு பூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரிஞ்சதா அர்த்தம் அது நம்ம உணரணும் அப்பதான் அது புரிஞ்சதா அர்த்தம் ஆனா இங்க வந்து கருத்தளவுல நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது வந்து நீங்க உங்க நீங்க அடைந்து விட்டதாகவே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப எப்படி அறிவுபூர்வமான இந்த புரிதல் போதும் அப்படிங்கிற பார்த்தா அதுக்கு விடையா பார்த்தோம்னா ஆஹ் ஒரு கதைய உதாரணமா இங்க சொல்றாங்க ஆஹ் அதாவது ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணாராம் ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து எப்படி நீங்க இந்த பாம்பு கடி விஷத்தெல்லாம் இறக்குறீங்க அதாவது பாம்பு கடி விஷத்தை இறக்குற ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு அப்ப எப்படி நீங்க இத பண்றீங்க எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப அதுக்கு வந்து அந்த மந்திரவாதி வந்து அதெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லும் போதும் இவர் விடவே இல்லை அவரை தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருந்த உடனே அவர் வந்து அந்த மந்திரவாதியுடைய தாய்மொழி பார்த்தோம்னா ஆஹ் தெலுங்கு மதட்டங்க கொண்ட மந்திரவாதி அப்ப அவரு அவருடைய தாய்மொழியில கோவமா ஆஹ் என்ன சொல்றாருன்னா தொந்தரவு பண்ணாமல் தூரப்போ அப்படின்னு சொல்றாரு அப்ப அது வந்து த தெலுங்குல சொன்ன உடனே இவர் வந்து அதுதான் மந்திரம்னு நினைச்சிட்டார் இந்த இளைஞர் அப்ப இந்த மந்திரத்தை வச்சு ஆஹ் அதாவது தினம் தினம் அந்த மந்திரத்துக்கு சக்தி ஏற்றுறாரு உட்காந்து அத தனக்குள்ள சொல்லி சொல்லி ஒரு சுயக்கட்டளை மாதிரி செஞ்சு அதை வந்து நல்லா பவர் ஆக்கிட்டாரு அந்த மந்திரம் அதாவது என்ன மந்திரம் என்ன தொந்தரவு பண்ணாமல் தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நல்லா அதை இது பண்ணிட்டு அவருக்கு அந்த மந்திரம் தான் பாம்புக்கடி விஷத்தை இறக்க போகுது அப்படின்னு அவர் ஆழமா அதை நம்பிட்டார் நம்பிட்டு அவர் வந்து நிறைய பேருக்கு சிகிச்சையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்ப இந்த விஷயம் வந்து அந்த மந்திரவாதிக்கு தெரியாது ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசி வந்து ஆஹ் இந்த மாதிரி பாம்பு கடிச்சு ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்ப அந்த மந்திரவாதி போறாரு அவர் வந்து அவருடைய வேலைகள் அங்க செய்யறாரு அவருடைய மந்திரங்கள்லாம் செய்யறாரு ஆனா அது எதுவுமே பழிக்கல அப்ப இன்னும் சீரியஸ் ஆயிட்டே போறாங்க அப்ப உடனே வந்து அப்ப இந்த மாதிரி கேள்விப்பட்டு அந்த நாட்டுல இருந்து ஒரு இளைஞன் இருக்கான் இவன் பாம்பு விஷத்தெல்லாம் விளக்குறான் அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அவனை கூப்பிடுறாங்க அந்த இளைஞர் வந்து அதே மாதிரி அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அரசி வந்து குணமாகறாங்க இது கதையா இல்ல நிகழ்வா அப்படின்னு தெரியாது அப்படின்னு வந்து ஐயா சொல்றாரு ஆனா இதுல இந்த கதையில இருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு விஷயத்தின் மேல நம்ம அதிகப்படியான நம்பிக்கை வைக்கும் போது அந்த விஷயம் அந்த விஷயத்து மேல நம்ம அந்த விசுவாசம் இருக்கும் போது அது அப்படியே நிகழ்ந்து விடுகிறது சோ இத வந்து நாம இந்த புரிதலுக்கு உதாரணமா இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா இதையே நம்ம புரிதலுக்கு அப்ளை பண்ணோம்னா அதாவது ஆஹ் புரிந்தது புரிந்த புரிந்த கணமே ஞானம் அப்படி அந்த புரிந்தது புரிந்ததுதான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு மாற்று கருத்து இல்லாம ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையில நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவடைஞ்சிட்டோம் அதாவது மனம்னா என்ன மனதினுடைய செயல்பாடு என்ன அது எப்படி இயங்குது அகத்துல நம்மளுக்கு வேலை இல்லை இத மாதிரியான புரிதல்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த புரிந்தத ஒரு கிராஸ் கொஸ்டின் இல்லாம அந்த மந்திரவாதி அந்த மந்திரத்தை எப்படி நம்பிக்கையோட அவன் செஞ்சானோ அதே மாதிரி வந்து உம் அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம மாற்று ஒரு டவுட் டவுட் சந்தேகப்படுற மாதிரி ஒரு தோரணையில ஒரு உள்ள நம்ம மனசுல இருந்து இன்னொரு கேள்வி எழுப்பாம இதை நம்ம நம்பும் போது நமக்கான விடை வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் அதாவது எப்படின்னா இவ்வளவுதான் புரிய வேண்டும் என்று திருப்தி அடைந்து விட வேண்டும் அந்த நம்மளுக்கு புரிஞ்சதை வந்து தாழ்வாக மதிப்பிடக்கூடாது அந்த அளவுக்காக அந்த அளவுக்கு ஒரு இந்த புரிதலை வந்து நம்ம நம்பணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் வெறும் புத் உணர்ச்சி பூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட உள்ள வந்து மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த எப்படின்னா ரெண்டு வகையான ஒரு கேள்வி ஒரு டைலமோ ஒரு எப்பவுமே வந்து ஒரு இரட்டை தன்மை இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பகவத்தையாவோட போனுக்கு கால் வரும்போது சேவ் பண்ணி வச்சிருந்த நம்பர் வந்து நம்பரா வருது அப்ப எப்படி சேவ் பண்ணது பேடா வராம நம்பரா வருதுன்னு பார்த்தா அந்த நபரை வந்து இரண்டு முறை வெவ்வேறு பேர்ல அவர் சேவ் பண்ணியிருக்கார் அப்ப ரெண்டு தடவை சேவ் பண்ணி இருக்கிறதுனால அந்த போன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அது நம்பரை வெளிப்படுத்தும் அப்ப இதே மாதிரிதான் நம்ம மனசுல புரிஞ்ச ஒரு விஷயத்த புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு சைடு நம்மளுக்கு வச்சிருக்கோம் இன்னொன்னு இது இந்த புரிதல் போதுமா அப்படின்னு ஒரு நம்மளுடைய புரிதலை குறைச்சு மதிப்பிட்டு இன்னொரு ஒரு தன்மையை வச்சிருக்கும் பொழுது அந்த இரட்டைத்தன்மை வெளிப்படுறதுனால நம்மளுக்கு வந்து புரிதல் இல்லாத மாதிரி பல நேரங்கள்ல நம்ம உணர ஆரம்பிப்போம் அப்ப இந்த புரிதலுக்கு எதிரா இன்னொரு கருத்தை நாம உருவாக்காம ஆஹ் அதாவது வந்து இது நம்ம ஒரு சந்தேகமே இல்லாம அப்படியே அதை ஏத்துக்கும் பொழுது இந்த புரிதலை நம்மளுடைய மன இயக்கமே மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் புரிந்து கொள்வது அப்படின்னா இங்க என்ன அப்படின்னு நம்ம யோசி முதல்ல புரிதல் புரிதல் சொல்றோம் சரி புரிதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனோரீதியான உணர்வுகள் சம்பந்தமாக நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதே இங்க வந்து புரிதல் அப்படின்னு சொல்றது அதாவது அகரீதியா மனரீதியா நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் இங்க புரிதல் ஓகேயா இப்ப உம் எப்படி சொல்லலாம்னா இப்ப நமக்கு புரிதல் வந்துருச்சு இதுதான் ஆஹ் இதுதான் கருத்து மனம் அக அகத்துல நம்ம செய்யறதுக்கு வேலை எதுவும் இல்லை அப்படி எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆஹ் ஒரு அந்த புரிஞ்ச உடனே நம்ம போன வாரம் பேசின அந்த டாபிக் ரிலேட்டட் தான் வருது பாருங்க ஒரு செம்மையான மனநிலை அதாவது ஒரு நல்ல நல்ல மனநிலையை எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நம்ம புரிஞ்சிட்டோம்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் புரிஞ்சிட்டோம் அப்படின்ன உடனேயே புரிஞ்சாலே ஒரு நல்ல மனநிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு தீர்மானம் ஏற்கனவே போட்டுட்டோம் அந்த தீர்மானத்துல இருந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கிறோம் அதாவது செம்மையான மனநிலை வேண்டும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு இன்னொரு விஷயத்த போட்டுக்கிறோம் போடும்போது அந்த செம்மையான மனநிலை அப்படின் பொழுதே பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படின்னா ஆஹ் அப்படி நினைக்கும் போதே என்ன ஆகுதா நம்மளுடைய புரிதல் வந்து பலவீனம் ஆயிடுது ரொம்ப பலவீன பலவீனம்னு வீக் ஆயிடுது அப்ப நம்ம புரிதல் வந்து இந்த மாதிரி பலவீனப்பட்டு போகும்போது நம்ம புரிஞ்சது மேல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஆனா அப்படி இல்லாம என்ன மன மனோரீதியான நிலை இருக்கோ நம்ம என்ன நிலை நமக்குள்ள இருக்கோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புரிதல் வந்து நல்ல தெளிவா கட உறுதிப்படுத்தப்படுது ஓகேங்களா சோ இதுதான் ரொம்ப முக்கியம் நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத மனோரீதியான செம்மையான நிலை வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம எதுவும் பார்க்காம நம்ம புரிஞ்சுக்கிட்டத அப்படியே நம்ம அதாவது புரிஞ்சுக்கிட்டதுன்னா என்னன்னா நம் நிலை அதாவது இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுதான் நம் நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல நாம வந்து தெளிவா ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த புரிதல் வந்து நமக்கு புரிஞ்சது அப்படிங்கிற அர்த்தப்படுது அதாவது நம் நிலையை அப்படியே ஏத்துக்கிறோம் அதாவது அது எந்த மன ரீதியான நிலையா இருந்தாலும் எந்த உணர்வுகள் அது எழுப்பினாலும் எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள எண்ணங்களா வந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே மனோரீதியா அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது அந்த செம்மையான நிலைன்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நாம வந்து ஆஹ் நம்மளுடைய உணர்வுக்கு மனப்பூர்வ அனுமதி கொடுத்துரும் அப்படி அனுமதி கொடுத்த உடனே மனம் வந்து தன்மை எடுக்கிறத விட்டுருது இப்ப நம்மளுக்கு அந்த உணர்வு எழும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் இப்ப இந்த உணர்வு எழக்கூடாது எழக்கூடாது இப்படிலாம் வரக்கூடாது நம்ம புரிஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்காம அந்த உணர்வு எந்த உணர்வு வந்தாலும் துக்க உணர்வு வந்தாலும் கவலை உணர்வு வந்தாலும் இல்ல வேற ஏதாவது பய உணர்வு வந்தாலும் எது வந்தாலும் அது அப்படியே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மனம் வந்து அந்த இரட்டை தன்மையை வந்து விட்டுருது அப்ப இந்த இரட்டை தன்மை விடப்படும் போது நம் கிட்ட இருக்கிற நிலைக்கு நம்ம அனுமதி கொடுத்துடுறோம் அப்ப நம்மளுடைய அந்த ஆஹ் செம்மையான நிலைன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு நம்ம உணர்ந்து இருக்கிற நிலைக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது நம்ம அந்த போராடுற தன்மை நம்ம விட்டு போயிடும் ஓகேங்களா இதுதான் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப புரிதலை திரும்ப திரும்ப சங்கல்பம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உம் இப்ப வந்து ஒரு ஒரு நிமிஷம் இப்ப ஆஹ் இப்ப சங்கல்பம் அப்படின்னா என்ன திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது அப்ப வந்து அது என்ன அப்படின்னா முயற்சி அப்ப இந்த மாதிரி எந்த விதமான முயற்சி பயிற்சி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்றதுதான் இங்க மெயினான கருத்து அப்படி இருக்கும்போது புரிதலை வந்து நம்ம சங்கல்பம் செய்து உணர வைக்க முடியுமா அதாவது நம்மள அறியாம நம்ம பழக்கத்தினால ஒரு சுய கட்டளை விட இட ஆரம்பிச்சிட்டோம்னா கூட அந்த சங்கல்பத்தை எல்லாம் செய்யாம இருக்கிறது தான் இங்க நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்ப வந்து சுய விருப்பத்திற்கு வேலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அடுத்த கேள்வி இப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது மனோரீதியாக சுய விருப்பத்திற்கு வேலை இல்லை அதாவது மனோரீதியாக அப்படின்னா மனம் எப்படி இருக்க வேண்டும் உணர்வுகள் இப்படித்தான் வர வேண்டும் எண்ணங்கள் இப்படி எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மனோரீதியான ஒரு நிலையை எதிர்பார்க்கிறோம்ல அந்த மனோரீதியான சுய விருப்பத்துக்கு இங்க வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது சரி இப்படி எண்ணம்லாம் தானா வந்து தானா இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா நாம வந்து நம்மளுடைய எண்ணத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி ஆஹ் உயிர் அதாவது உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையான்னு கேக்குறதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அத வந்து அப்படியே அதனுடைய இயக்கம் வந்து நம்ம அது போக்குல விடும்போதுதான் அந்த இயக்கம் வந்து வலுவிழக்கும் இல்லைன்னா நாம வந்து அது நம்ம அப்பதான் உயிர் கொடுக்குற மாதிரியா இருக்கும் அதாவது அது போக்குல வர்றத தடுத்தாதான் அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரியா இருக்கும் மற்றபடி நம்ம அதை அப்படியே விட்டோம்னா அதுவே அந்த இயக்கம் வந்து வலுவிழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உலக காரியங்கள்னு வரும்போது மட்டும் நமக்கு ஏற்படும் உணர்வுகளை கையில் எடுத்து அதற்கு உயிர் கொடுப்பது உலக காரியங்களை பொறுத்தவரையில் அவசியம் இல்லையா ஆமா இப்ப நம்ம அது நல்லா கவனிச்சுக்கணும் ஆஹ் உலக காரியம் அப்படின்னு வரும்போது இப்ப நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது இப்ப வந்து ஒரு தொழில் செய்யறோம் திடீர்னு வந்து அதுல ஒரு தடங்கள் வருது அப்ப அதாவது இந்த தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் குறையுதுன்னு வச்சுக்கோங்க அதனால நம்ம அடுத்த கட்டம் போக முடியாம வேலை எல்லாம் அப்படியே நிக்குது அப்ப அந்த முதலீடு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்ப அந்த மன வருத்தம் வரும்போது அந்த மன வருத்தத்தை நாம வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அந்த மன வருத்தம் அங்க தேவையா இருக்கு ஏன் அந்த மன வருத்தம் தேவையா இருக்குன்னா அந்த மன வருத்தம் செயலை வந்து ஆஹ் எங்க சரி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இப்ப மன வருத்தத்தை நம்ம அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து தீர்வு இருக்காதுல்ல இப்ப பணம் குறைவா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மன வருத்தம் வரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் முதலீடு வந்து நண்பர்கள் கிட்டேயோ இல்ல வெளியே யார்கிட்டயோ இருந்து வாங்குறதுக்கோ இல்ல லோன் போடுறதுக்கோ அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போம் அப்ப அது வந்து படிக்கல்லாதான் அமையுது அந்த மன வருத்தம் இதே நாம வந்து அந்த மன வருத்தத்தை வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தொழில்ல அடுத்த நிலைக்கே போக முடியாது அப்ப அந்த மன வருத்தத்தை அங்க எடுத்து என்ன புறக்காரியம் தேவை இருக்கோ அதுக்கு அதை செயல்படுத்தணும் அந்த மன வருத்தத்தோட போராடக்கூடாது அதாவது அந்த இயல்பு வந்து வர்றது வர்றதுதான் அந்த மன வருத்தத்தோட போராடாம இருக்கிறது தான் சிறப்பு அதே பழக்கம் ஒரு கொஞ்சம் த்ரோட் இருமல் வருது ஒரு சரி சாரி கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அதே இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா புறத்துக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு அந்த மன வருத்தத்தை தேவைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அதே நேரத்துல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மனோரீதியா இப்ப வந்து ஒரு அந்த மன வருத்தம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பொழுது அதையும் சீரமைச்ச சேர்க்க முடிவு செஞ்சிடும் அந்த மன வருத்தத்தை எடுத்து புறத்துல என்ன பண்ணணும் லோன் வாங்கணுமா நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கணுமா அப்படிங்கிற இடத்த தாண்டி அதை ஒரு சைட் பண்ணிக்கிட்டே இந்த மன வருத்தம் போனோம் போனோம் மனம் வந்து சிறப்பா இருக்கணும் இதனால தாங்க முடியல அப்படின்னு அது கூட போராட ஆரம்பிச்சிடுறோம் ஒரு சைட்ல சோ அந்த பழக்கத்தை தான் விடணும் ஏன்னா மனோரீதியா நமக்கு வந்து பயமோ துக்கமோ ஏற்படும் போது இப்படி வரக்கூடாது அப்படிங்கிற முதல்ல நம்ம விட்டுணும் எந்த சூழலா இருந்தாலும் நம்ம எந்த மாதிரியான போன வாரம் கூட ஒரு நபர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் சூழல் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா அந்த இடத்துல புறத்துக்கு தேவையான வேலைகளை செய்யணும் ஆனா அந்த மன வருத்தம் வந்தது வந்ததுதான் அங்க வர ஸ்ட்ரெஸ்ஸோ வேற ஏதாவது ஒரு விஷயமோ வரும் பொழுது அதோட போராடாம இருக்கிறது தான் நமக்கு சிறப்பு அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இப்ப நம்ம வெளிப்புறமா வந்து முயற்சியை கொடுக்குறோம் அதாவது ஒரு ஒரு துன்பம் வரும்போது இப்ப தொழில்ல தடங்கள் அப்படின்ற ஒரு மனவரு தடங்கள் வரும்போது ஒரு மன வருத்தம் வருது உடனே நம்ம வந்து வெளிப்புறத்துல முயற்சியை கொடுக்குறோம் அந்த மன வருத்தம் வந்த உடனே என்ன பண்ணணும்னு முயற்சி எடுத்து வெளியில நம்ம செயல் செய்யும் ஆனா இதுவே உள்புறம் அகத்துல பாத்தீங்கன்னா நம்ம முயற்சிய கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்ப அது வந்து ஒரு மாதிரி ஆஹ் எப்படி சொல்றது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்குல்ல எப்படி நம் அது வந்து நமக்கு திணறல் ஏற்படுத்துது இல்ல வெளியே முயற்சி செய்யணுங்கிறீங்க உள்ள முயற்சி செய்யக்கூடாதுங்கிறீங்கன்னு போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப வெளிப்புற காரியங்களுக்கு மட்டும் நம்மை அறியாம நாம வந்து முயற்சி செய்யறது வந்து நம்மளோட பழக்கம் இப்ப ஏதாவது ஒரு துன்பத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு இப்ப பணம் குறைவா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட நேச்சரே என்ன பண்ணும் அடுத்தது பை பணம் வந்து எங்க இருந்து ரெடி பண்ணணும் லோன் போடணுமா யார்கிட்டயாவது வாங்கணுமா பார்ட்னர் கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துட்டே போயிட்டு ஒரு முயற்சி நம்மள அறியாம செய்ய ஆரம்பிச்சிடுறோம் ஆனா அந்த நமக்கு அது கான்சியஸா நம்ம உணரும் போதோ நம்ம அந்த முயற்சியை தொடரலாம் அன்கான்சியஸா நம்ம அந்த முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கான்சியஸா நம்ம இவ்வளவு முயற்சி போட்டுட்டு இருக்கோம்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த முயற்சியை தொடர்றது தப்பு இல்லை ஆனா இதே அகத்தை சீரமைக்கிறதுக்கும் அன்கான்சியஸா நம்ம ஒரு முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்போம் என்ன பண்றோம்னா ஆஹ் ஐயோ இந்த மன வருத்தம் தாங்க முடியலையே இந்த பிசினஸ் கரெக்டா போகுமான்னு தெரியலையே இது எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியலையே அந்த மாதிரி நிறைய மன ஆஹ் உணர்வுகள் எழுந்துட்டே இருக்கு அப்படி எழுந்துக்கும் போது நம்ம வந்து உடனே அது கூட எப்ப கான்சியஸ்க்கு வருதோ ஆஹ் இது நம்ம தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கான்சியஸ் ஆகுறோமோ அப்ப நம்ம அதை நிறுத்திடணும் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட் அதுக்கு மேல அதை தாண்டி போகாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நம்ம மனசில் ஏதாவது மோசமான உணர்வுகள் ஏற்படும் போது ஏதாவது ரியாக்ஷன் ஏற்படும் போது அதை நாம் சரி செய்ய வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப மன உணர்வு சம்பந்தமா நாம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் இப்ப ஒரு ஒரு சுச்சுவேஷன் கேட்ட மாதிரியும் ஒரு மன உணர்வு நமக்கு வந்துகிட்டேதான் இருக்கும் அந்த மன உணர்வு நம்ம எதுவும் செய்யாம இருக்கும் போதுதான் அது நம்மள விட்டு சீக்கிரமா மறைந்து மறை மறைந்து போயிடும் இப்ப ஆஹ் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் இப்ப வந்து மோசமான உணர்வுகள் அப்படின்னு இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம் இங்க உம் இப்ப வந்து நம்ம ஒரு ஆஹ் ஒரு நபரை பாக்குறோம் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் எழும் இப்ப வந்து ஒரு பிச்சைக்காரரை பார்த்தோம்னா ஒரு நபருக்கு என்ன தோணும்னா அவருக்கு போய் பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் எழும் இன்னொரு நபருக்கு என்ன தோணும்னா ஆஹ் இவரெல்லாம் கை கால்லாம் நல்லா தான் இருக்கு ஆஹ் இப்படி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் இப்ப அந்த எண்ணம் வந்து உள்ள இருந்து வர்றது அவங்கவுங்க இயல்புக்கு கேட்ட மாதிரி வருது இப்ப அந்த ஒரு இன்னொருத்தருக்கு வந்து அந்த பிச்சைக்காரனை போய் ஓங்கி அரையணும் போல தோணும் ஆஹ் வந்து டெய்லி நான் வந்து இங்க நிற்கும் போதெல்லாம் பிச்சை கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல அரையணும் போல தோணும் அப்ப இந்த மாதிரி இப்ப பணம் இருந்தா கொடுக்கணும் இல்லையா நீங்க விலகி போயிடணும் இதுதானே ஒரு அதாவது ஒரு நியாயத்துக்கு உட்பட்டு நடக்கிற ஒரு செயல் ஆனா நம்ம மனசுல பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து ஓங்கி அரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எழுது அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா மன உணர்வுகள் வந்து நே நேச்சுரலா வருது இயல்புக்கு ஏத்த மாதிரி அவங்க உள்ள என்னவா இருக்காங்களோ அதை பொறுத்தெல்லாம் அந்த எண்ணம் எழுந்துட்டு இருக்கு அப்ப இந்த அறையணும் அப்படின்னு நினைச்சவரு தவறானவர் கிடையாது மோசமான உணர்வு அவருக்கு வந்ததுனால அவர் தவறானவர் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எதனா ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா நம்ம தவறானவங்களா இருக்கோமே இப்படியெல்லாம் வருது நம்ம நம்ம வந்து ஒரு சொசைட்டில ஒரு பேர் எடுத்திருப்போம் நாலு பேர் நம்மள நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எதனா ஒரு நமக்கு அதுக்கு விரோதமான எண்ணங்கள் வரும்போது நாம உடனே வந்து இது மோசமான உணர்வு வருது அப்படின்னு அது கூட வந்து போராட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை செயல் செய்யும் பொழுதுதான் அந்த எண்ணம் வர்றது தவறு இல்லை இப்ப அவரை ஓங்கி அரைஞ்சாதான் அது தவறு அப்ப அது அது அந்த நிலைக்கு போகாம அந்த எண்ண உணர்வை வந்து அப்படியே கவனிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா அது வந்து வலுவிழந்து அப்படியே கடந்து போயிடும் அந்த மோசமான உணர்வுகள்லாம் அப்ப வில்ஃபுல்லா அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யும் போதுதான் தாமதமாகிறது அப்படின்னு வந்து ஆஹ் நம்ம அதாவது அந்த மோசமான உணர்வு வரக்கூடாது அப்படின்னு அதை வந்து நம்ம குடிச்சு இது பண்ணும்போதுதான் அது வந்து பிரச்சனையாகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பகவத்தையாவே வந்து ஒரு கதை சொல்றாரு அதாவது அவருக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ல வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது போன் வந்து சைலண்ட்ல போட மறந்துட்டு இருக்காரு அப்ப போன் அடிச்சிருக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த மீட்டிங் நடத்திட்டு இருந்த ஹையர் அபிஷியல் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா மீட்டிங்ல வந்து எப்படி போன சைலண்ட் மோட்ல போடாம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அவர் கோவப்பட ஆரம்பிச்சுட்டு ஆஹ் அதுக்கப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு அவரு என்னன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிடுறாரு அப்ப ஒரு மீட்டிங்ல போன சைலண்ட்ல போட மறந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு கடுமையா நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த நபருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது அதாவது டிரான்ஸ்பர் வரைக்கும் போட்டது வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியா அவர் பாக்குறாரு ஒரு சின்ன விஷயம் தான் அந்த போன் அடிச்சது அதுக்கு வேற ஏதாவது திட்டிட்டு அந்த டைம்ல ஒரு ஏதாவது ஒரு சொல்லியிருக்கலாம் ஒரு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சைலண்ட் மோட்ல போடுவோம் பட் அவர் டிரான்ஸ்பர் வரைக்கும் போட்ட உடனே இவருக்கு ரொம்ப அது மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்ப இவர் வந்து அந்த செயலை நினைச்சு நினைச்சு அவர் வேதனைப்பட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து இமேஜின் பண்ணி பார்த்து கவலைப்படுறாரு அப்ப மன உளைச்சல் அதிகமாகுது அவருக்கு அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா அந்த நபர் வந்து அவருக்கு வந்து அநியாயமா ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலா அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணாரு அதுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் வரைக்கும் போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சோ அப்ப அதுக்கு வந்து அவரு நோட்டீஸ் போட்டு என்ன அங்க ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை செஞ்சுட்டு அகத்துல வர உணர்வு வந்து இயல்புதான் அப்படின்னு அவர் கடந்து போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த சிக்கல் பெருசா இருக்காரு ஆனா அவர் மனதோடையும் அகத்துல எஃபெக்டிவா என்ன செஞ்சாரோ தெரியல ஆனா மனதோட வந்து போராட ஆரம்பிச்சிட்டார் அந்த அவமானத்தை அவரால் தாங்கிக்க முடியல அதை அவரால் ஜீரணிச்சுக்க முடியல தொடர்ந்து தொடர்ந்து அதே எண்ணங்கள் ரிப்பீட் ஆகுது இது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இப்ப இதுக்கு தீர்வு அப்படின்னா சிந்தனையை அப்படியே கட்டுப்படுத்தாம அது போக்குல விட்டு இருந்தாருன்னா அதுவா மறைஞ்சு போயிடும் சோ அதுக்கு வந்து செய்யறதுக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது இப்ப ஆஹ் உணர்வுகள் வந்து இப்படி இப்படி வருது இல்லையா இந்த மாதிரியான உணர்வுகள் மொத்தமா வருது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தானா போயிடுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஆமா எல்லாமே தானா போயிடும் ஆஹ் இப்ப நம்ம ஒரு உணர்வை எடுத்தோம்னா அதை புறத்துக்கு மட்டும் அடாப்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த டாபிக் திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா வர உணர்வை அப்படியே விடுறது ஒண்ணு ஒரு பாயிண்ட் அது என்ன உணர்வு வந்தாலும் வருத்தம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் என்ன வந்தாலும் அது அப்படியே விடுறது ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் அந்த உணர்வு எதுக்காக வந்தது எதுக்காக வந்தது இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா முன்னாடி ஒருத்தர் பிசினஸ் தொடங்குறாரு அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை அது தடங்கள் வந்தது பிசினஸ்ல அதனால ஒரு மன வருத்தம் வந்தது அப்ப எதுக்காக அந்த உணர்வு வந்ததுன்னா பிசினஸ்ல அடுத்த லெவல் போக முடியலையே அப்படின்றதுனால மன வருத்தம் வந்தது அப்ப அதை புறத்துக்கு அவர் பயன்படுத்தினார்னா என்ன பயன்படுத்தணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அதுதான் இங்க திரும்பும் புற புறத்திற்கு மட்டும் இதை அடாப்ட் பண்ணிக்கணும் நமக்கு வர உணர்வை அப்ப அப்படி நம்ம அடாப்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது மறைஞ்சிரும் புறத்துக்கும் தேவையில்லை அந்த உணர்வு வீண் உணர்வு இப்ப அவருக்கு இவ இவருக்கு இந்த ஆபீஸ்ல வந்து மீட்டிங்ல போன் அடிச்சது இல்லையா அப்ப அவர் அங்க அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா சோ பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா அப்ப அவர் வந்து அதை வந்து புறத்துக்கு அடாப்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி என்னால எனக்கு இந்த டிரான்ஸ்பர் நான் ஒத்துக்க முடியாது எனக்கு இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது கொடுத்து அவர் பண்ணிருக்கலாம் ஆனா அதையே வந்து புறத்துக்கு அடாப்ட் பண்ணாம உள்ள எடுத்துட்டு போராடிக்கிட்டே இருந்தா அந்த போராட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அப்ப உணர்வே வரக்கூடாது எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தான் இப்ப எல்லாமே எனக்கு இப்ப ஒருத்தர் கூட கேள்வி கேட்கும் போது போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க நீங்க எல்லாமே எனக்கு புரியுது ஆனா வந்து ஆஹ் இந்த சூழல்னு வரும்போது இப்படிதான் ஆகுது இது மாதிரிதான் மன வருத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அதுக்கான விடைதான் இங்க இந்த மன வருத்தம் எல்லாமே புரியுது புரிஞ்சாலும் மன வருத்தம் வரும் புரிஞ்சதுனால மன வருத்தம் வராது அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஆஹ் பிரச்சனை வரும்போது டவுன் ஆகதான் தான் செய்வோம் அப்ப இதெல்லாமே இதெல்லாம் மன வருத்தத்தினுடைய பகுதி தான் ஓகேங்களா அப்ப அந்த நம்ம இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது எப்படின்னா ஒரு உரைநிலை எதிர்பார்க்கணும் எண்ணமே வராம உணர்வே வராம அப்படின்னா ஒரு ரோபோ நிலை தானே அது அது உரைநிலை உறைந்து போன நிலை மனிதரா இருந்தோம்னா நம்ம அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் ஆஹ் உயிரோட இருக்கும் எல்லா விதத்திலயுமே அதனால நம்ம வந்து இயங் இயக்கத்தன்மையிலேயே தான் இருக்கு இப்ப நம்ம உடல்ல இருக்கிற ஆஹ் உள்ளுறுப்புகள் எல்லாமே இயக்கத்திலேயே தானே இருக்கு ஒரே நிலையில எதுவுமே இல்லை திடீர்னு இதயம் உறைஞ்சு போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை அந்த மாதிரி எதுவுமே உரையக்கூடாது அது மாதிரி எண்ணங்களோ உணர்வுகளோ வரவே கூடாது அப்படின்னா அது உரைநிலை இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த கர்சரை மூவ் பண்ணும் பொழுது எங்க அது ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு எங்க வேணுமோ அங்க போய் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம உடம்பு மனசுல வந்துகிட்டே இருக்கு அது எங்க வேணுமோ அதை எடுத்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது நம்ம அதை வந்து அதுக்கு அந்த ஃப்ரீடமே கொடுக்காம நீ வரவே கூடாது ஏன்னா இப்படி என்ன வருது ஏன்னா இப்படி ஒரு மைண்டு டார்ச்சரா இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம அதை கூட வந்து போராடுறோம் எல்லாமே புரிஞ்சா கூட நமக்கு சூழல்னு வரும்போது நம்ம போராட ஆரம்பிச்சிடும் அந்த போராட்டத்தை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் அது போக்குல தானா போயிடும் அப்ப அகத்தை சரி செய்ய மனம் வந்து எப்பவுமே கோரிக்கை எழுப்புமா அதாவது மனம் மனம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மனம் வந்து ஒரு மாயவன் மாதிரி ஓகேயா அது வந்து நம்ம எப்படியெல்லாம் அதை வந்து டேக்கிள் பண்ண நினைக்கிறோமோ அது நமக்கு மேல அட்வான்ஸா திங்க் பண்ணும் அது வேற ஸ்டைல்ல வந்து நம்மள அட்டாக் பண்ணும் அது மாதிரி நம்ம அதை சரி செய்யணும் அகம் வந்து சரியா இல்லை உனக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது இல்ல அது கூட மனம்தான் அந்த கோரிக்கையை எழுப்புது நீ சரி பண்ணு சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப பயமில்லா நிலை துக்க நிலை ஆனந்த நிலை இந்த மாதிரி எல்லாம் நிலை வேணும் அப்படின்னு நம்ம மனம் வந்து அதை கிளிக் பண்ணு கிளிக் பண்ணுன்னு நம்மளுக்கு கட்டளை கொடுக்குறோம் அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அதை வந்து செய்யக்கூடாது அது மனம் சொல்றத செய்யக்கூடாது அதாவது இந்த ஒரு பாட்டு வரும்ல நீ ஆஹ் என்ன வேணா மறந்துட்டு பாட்டு ஆக்சுவலா அது என்னன்னா ஆஹ் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வரும் பாருங்க அது மாதிரி நீ என்ன வேணா சொல்லிக்கோ நான் நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் கிட்ட ஒரு ஸ்டைல்ல போயிட்டோம் அப்படின்னா அந்த தோரணையில இரு இருந்தோம் அப்படின்னா அது அது அது எழுப்புற கோரிக்கையெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதோட வேலையே அதுதான் ஒரு நல்ல நிலை வேண்டும் நல்ல நிலை வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கைய மனம்தான் வச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து அந்த மனம் படுத்துற பாட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது பண்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு எதிரியா இல்லாம ஒரு நண்பனா நம்ம கூட வச்சு வாழ ஆரம்பிச்சிடல ஏன்னா நம்ம சாகுற வரைக்கும் மனதோட தான் வாழ்ந்தாகணும் அப்ப அதை எதிரியா வச்சுட்டு போராடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நம்ம அது கூட போராடிட்டே தான் இருக்கும் இதே அதை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம் அதாவது நீ என்ன வேணா பேசிக்கோ நான் வந்து உன கூட தான் வச்சிருப்பேன் ஆனா நீ சொல்றதை கேட்க மாட்டேன்ற மாதிரி அதை வச்சுட்டோம்னா அது வந்து ஒரு நண்பன் மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து ஈஸியா டிராவல் பண்ணும் நம்ம டிராவல் பண்ணலாம் அது கூட அது நம்ம கூட தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இப்ப ஒரு சின்ன சாப்டர் தான் இது ஸோ எளிமையா முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர் ரிலேட்டடா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் அன்மியூட் பண்ண முடியுது இல்ல உங்களால ஷாலினி அன்மியூட் பண்ண முடியுதா hi ma'am hello ma'am sorry Shalini சொல்லுங்க Shalini You're looking very beautiful today, ma'am. பூ பூ சீசன் மதுரை மல்லி thank you thank you you're glowing so differently thank you ma'am thank you for all the explanation இப்ப என்னன்னு மேம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வந்து அகத்தை சரி பண்றதை விட்டுட்டு புற சூழலுக்கு என்னென்ன தேவை என்னென்ன ஐடியா வேணும் அப்படின்னு நீங்க வந்து அதை நோக்கி வந்து உங்களோட அட்டென்ஷனை கொண்டுட்டு போங்கன்னு சொல்றீங்க பட் என்னோட கேள்வி என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு வந்து அந்த வெளிப்புற சூழ்நிலைய ஹேண்டில் பண்ற எபிலிட்டியோ இல்ல ஐடியாவோ கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி நேரத்துல தான் ரொம்ப மன எண்ணங்கள் எழுச்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனாலயே வந்து அது இன்னும் நம்மளை வந்து மூழ்கடிக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர sometimes like we most of the time வந்து நம்மளால not able to think also அந்த மாதிரி போயிடும் ஏன்னா ரொம்ப ஷிவரிங்கா இருக்கும் ரொம்ப படபடப்பான நிலைமை இருக்கும். சம்டைம்ஸ் இமிடியேட்டா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ற நிலைமை கூட இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல how to how to handle that? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ஆ சிச்சுவேஷனுக்கு பதட்டம் வருது பாத்தீங்களா? அதெல்லாம் சரிதான். அந்த மன உணர்வுகள் வருது இல்லையா? அது வரைக்குமே சரிதான். அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணணும்னு தெரியல இல்லையா அது வந்து அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது ஆஹ் ஏதாவது ஒரு பிசினஸ் விஷயத்துல அப்படின்னா ஆஹ் இப்ப ரொம்ப லாக் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கடன் ஆயிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் பிசினஸ்ல வந்து நான் பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சு நல்லபடியா பண்ணணும் தான் நினைச்சு ஸ்டார்ட் பண்றேன் ஆனா போய் நாலு சைடும் மணி வந்து லாக் ஆயிருக்கு அப்ப அது மட்டும் லாக் ஆகுறது இல்லாம ஒரு கடன் தொல்லையும் நம்மள மீறி ஒரு அதிகரிப்பு அது திடீர்னு அது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பதட்டம் கவலை டென்ஷன் அது எல்லா உணர்வும் எழுந்துக்கிறது நேச்சுரல் தான் ஆனா அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்றது நம்மளுடைய அறிவு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து சேகரிக்கிறதுல இருக்கிற லாக்கிங் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பிசினஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தரோட உதவியை கேட்டு இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு ஐடியா கொடுங்கன்ட்டு அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்டை அணுகி கேட்கலாம் அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு முடிவெடுக்க தெரியாத இடத்துல நம்ம நம்ம குடும்பத்துல இருக்க யாரோ ஒரு நபருடைய உதவியை கேட்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஆஹ் பிசினஸ்ல இருக்கிற நபர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி யாரோட உதவிய நம்ம கேட்கலாம் அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம மன உணர்வுகள் வந்து இப்ப அதிகமாகும் கடன் அதிகமாக பதட்டம் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும் ஆஹ் மறுநாள் காலையில ஒருத்தர் கொடுக்க சொல்லியிருப்பாரு செட்டில் பண்ணலன்னா நான் வந்து அதாவது சில மரியாதை குறைவான வார்த்தைகள் பேசுறது அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப அதனால ஒரு மன பதட்டம் வரும் அந்த உணர்வுகள் அப்படின் போது அந்த உண அப்ப கூட அந்த மாதிரி ஒரு கடினமான சுச்சுவேஷன் வந்தா கூட அந்த உணர்வோட போராடக்கூடாது இந்த சூழலுக்கான உணர்வு அதுதான் அந்த உணர்வு தான் நம்மள அதுல இருந்து விடுவிக்க போகுது அந்த உணர்வு வந்து ஒரு வரம் ஆக்சுவலா அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அப்படியே இன்னும் கூட அந்த இப்ப நம்மளுக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை வர இது மாதிரி ஆகுது நீ வந்து அதிகமா கடன் வாங்கிட்ட இதோட நிறுத்து அப்படிங்கிறது தான் அந்த உணர்வு இப்ப இதுக்கு மேல போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கான ஒரு ஆஹ் அலாம் மாதிரி அது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ஓகே இது மாதிரி உணர்வு வந்துட்டு இருக்கு நம்ம இப்ப அதையோ என்னால இந்த மனக்கவலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனக்கவலையோட போராடுறத விட்டுட்டு எஃபெக்டிவா புறத்துல என்ன பண்ணலாம் அப்படி மாத்திக்கணும் அதுதான் நம்ம ரொம்ப இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தா இப்ப புற இது வந்து அகம் சார்ந்த பிரச்சனை வருது இப்ப நீங்க புறத்துல வந்து ஒரு ஏதோ ஒண்ணு நம்மள வந்து ஒரு வைல்ட் அனிமல் துரத்துதோ இல்ல ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ண வருதோ அப்படின்னா அங்க வந்து நம்ம மன கவலையும் ஒரு சைடு இருக்கும் அதே டைம்ல அந்த செகண்ட்ல நம்ம முடிவெடுத்து ஓடியும் ஆகணும் ஆனா நம்மளுக்கு பயத்துல வந்து எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி தான் நிற்கும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும் சோ அப்பவும் வந்து நம்ம புறத்துல எப்படி செயல்படணும் அப்படின்ற அந்த பயத்தை வச்சுட்டு நம்ம ரொம்ப அந்த பய உணர்வுக்கு மரியாதை கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்னா ஒரு பிரஷர் வந்து அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துரும் அந்த மாதிரிதான் ஆகும் அப்ப நம்ம அந்த இடத்துலயும் கூட புறத்துலதான் பண்ணணும் சோ அப்ப நெருக்கடியான சூழலா இருந்தாலும் சரி ஆஹ் ரிலாக்ஸ்டான சூழலா இருந்தாலும் சரி மன உணர்வுகள் வரும் அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்துதான் ஆகும் அதனால அதை நீங்க கன்சிடர் பண்ணவே வேண்டாம் அதை வந்து ஓகே இப்படி உணர்வு வருதுன்னா காரணம் புறத்துல இப்படி தப்பா இருக்கு ஓகே நம்ம இதுக்கு சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உணர்வோட போராடாத தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் okay madam okay so sometimes நம்மளுக்கு ஐடியா எதுவுமே தெரியலன்னா கூட இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிஸ்னஸ்ல மேபி நீங்க வேற கலீக் போய் கேட்கலாம் அப்படின்னு சம்டைம்ஸ் அந்த மாதிரி கூட இருக்காது கலிக்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்ல நம்மள நம்ம அப் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல இந்த பட்சத்துலயும் நம்மளுக்கு அந்த போராட்டங்கள் அதிகமா இருக்கும்ல ஆமா அப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னொரு நபர் தான் வேணும் இன்னொரு நபர் தான் தீர்வு கொடுக்கணும்னு இல்லை நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு நியதி இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஐயா சொல்ற மாதிரி டோட்டல் மைண்ட் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து நம்ம சரண்டர் பண்ணிடணும் அப்ப வந்து அந்த மன போராட்டத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் ஆஹ் இந்த மாதிரி கடவுள் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ஆஹ் ஒரு உருவம் கொடுத்து கும்பிடுறது இது எல்லாமே எதனா எதை செய் எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய மனபயத்தை ஒரு உருவம் கொடுத்து நம்ம கும்பிடுறோம் ஓகேங்களா ஆஹ் அப்ப வந்து அந்த அந்த இறைநிலை கிட்ட நம்ம சமிட் ஆகும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துலதான் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஃபுல் சரண்டர் ஆகும்ல இதுக்கு நான் எல்லா <laughs> முயற்சியும் போட்டுட்டேன் இனிமே நான் குழைக்கிறது வந்து என் கையில இல்ல அப்படின்னும் போது ஒரு ஃபுல் சரண்டர் வரும்ல அந்த மாதிரி ஒரு சரண்டர் நிலை வந்து நம்மளுக்கு டோட்டல் மைண்ட் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடணும் அப்படி செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஆஹ் அதுக்கான தீர்வு கொடுக்குற ஒரு நபர் நம்ம கண்ணு முன்னாடி வருவாரு இல்ல அதுக்கான தீர்வு ஒரு ஐடியாவா நம்ம கண்ணுல வரும் எல்லாமே அது தானா நடக்கும் போராட வேண்டாம் அதுக்கு கூட அப்ப அந்த உணர்வு வந்து துக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது முடிய முடியற வரைக்கும் அதனையும் அதையும் போராட வேண்டாம் அந்த துக்க உணர்வும் ஆமா இப்ப நம்ம லாஸ்ட்ல இருக்கோம் பிரச்சனைல இருக்கோம் இப்படிதானே வரும் இது நேச்சுரல் தானே ஓகே நம்மளோட ட்ரை பெஸ்ட பண்ணிட்டோம் இவ்வளவுதான் நமக்கு தெரியுது இதுக்கு மேல நம்மளுக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டு வெயிட் பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் கூட நமக்கு கிடைக்கும் okay madam but last one final reconfirmation இந்த சரண்டர் பண்ணும் போது நம்ம திங்கிங் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடணும்ல மேடம் வேற எதுவுமே நம்ம அதிகப்படியா ப்ரோலாங் பண்ண தேவையில்ல அதாவது திங்கிங்க ஸ்டாப் பண்றது கிடையாது சரண்டர் பண்ணும் பொழுது என்னால முடியல எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல நீயே ஒரு வழிய கொடு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மன உணர்வுகளோட போராடாம ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த எண்ணங்களோட போராடாம ரிலாக்ஸ் பண்ணணும் என்ன வேணா வரட்டும் என்ன துக்கம் வேணா வரட்டும் எது வேணா வரட்டும் அது கூடயே அப்படியே இதாயிடும் ஜெல் ஆயிடும் நாமும் வேறில்லை அப்படிங்கிற மாதிரி ஜெல் ஆயிட்டோம்னா அது நம்மள விட்டு அப்படி கரைஞ்சு போயிடும் அது வந்து அது அது வந்து அது ஏதோ ஒரு தனி விஷயம் மாதிரி நமக்கு தேவையில்லாதது மாதிரி அதை பார்க்காம அந்த துக்கமா தான் நம்ம இருக்கோம் அந்த உணர்வு வரும்போது அப்படியே நம்ம மாறிடுறோம் ஓகே அதாவது இந்த திங்கிங் நான் கேட்டது மேடம் சம்டைம்ஸ் இந்த தாட் அந்த டைம்ல அதான் சொன்னேன்னா மன போராட்டத்துல இருக்கும் போது அந்த தாட்ஸோட எழுச்சிகள் அதிகமா இருக்கும்போது டு திங்க் அத கன்வெர்ட் திங்கிங் அதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருதோ அப்ப அந்த கண்டினியூ திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பயத்துல வந்துட்டே இருக்கும் அது பரவாயில்ல வரும்போது அத அப்படியே புடிச்சிட்டு போகாம அது அப்படியே அது போக்குல okay madam thank you thank you so much வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா இல்ல இந்த டாபிக் பத்தி நீங்க ஏதாவது உங்க கருத்து சொல்றதுன்னா கூட சொல்லலாம் அதாவது இப்ப நான் சொன்ன கருத்துல ஏதாவது விடுபட்ட மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா கூட ஷேர் பண்ணுங்க கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா மியூட் பண்ண மு அன்மியூட் பண்ண முடியுது இல்லையா எல்லாராலையும் அப்படியா அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க மேம் வணக்கம் மேம் ஆ வணக்கம் சொல்லுங்க நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம் இப்போ வந்து நீங்க நல்லா பேசுனீங்க மேம் ரொம்ப உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது அதாவது இப்போ ஷாலினி மேம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது ஒரு எண்ணங்கள் வரும்போது அது அடிக்கடி வருதுன்னா டோட்டல் உங்களால முடிவெடுக்க முடியல அப்படின்னா டோட்டல் மைண்டு கிட்ட கொடுத்துடுங்க ஓகே மேம் இப்ப நம்ம ஒரு முறை அந்த எண்ணங்கள் வரும்போது சித்ரா பௌர்ணமி தான் இப்ப பிரச்சனை சித்ரா ஆரம்பிச்சிருச்சா இன்னைக்கு சித்ரா அமாவாசை இன்னைக்கு இன்னைக்கு சித்ரையா ஹலோ மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்களா கேள்வி கேக்குறவங்க தவிர மற்றவங்க மியூட் பண்ணுங்க மேடம் லதா அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் அங்க கேக்குது கொஞ்சம் மூடி நோட் பண்ணிட்டு பேசுங்க ஆ சொல்லுங்க நீங்க பேசினவங்க பேர் என்ன சொல்லுங்க மேடம் மேம் என்னுடைய நேம் வந்து கலாஸ்ரீ கலாஸ்ரீ ஆ சொல்லுங்க அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளால முடிவெடுக்க முடியல அப்படின்னா ஐயாவும் சொல்லியிருக்காரு டோட்டல் மைண்டு கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே மேம் அந்த மாதிரி நம்ம விட்டுறோம் ஆனா அந்த நம்மளால முடிவெடுக்க முடியாத அந்த விஷயமே நமக்குள்ள அடிக்கடி வரும்போதும் நம்ம அடிக்கடி அதே விஷயத்த வந்து நான் டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுறேன் சரண் அடைஞ்சு அப்படியே நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணுமா இந்த ஒரு முறை சொல்லிட்டா வந்தாலும் அதை அப்படியே விட்டுணுமா இது எப்படி எடுத்து இல்ல அதாவது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்ப ஒரு ஒரு ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வுல ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வும் இருக்கும் இப்ப அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதா நம்ம பேச நினைச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்குது அப்படி அது உண்மையா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு தீர்வும் இருக்கும் அப்ப அந்த தீர்வை நோக்கி நாம புறத்துல என்ன அது அது சார்ந்த அந்த பிரச்சனையை நோக்கின அக உணர்வுகள் நிறைய எழும் சில நேரம் கவலையா வரும் சில நேரம் பயமா வரும் சில நேரம் வந்து வேற விதமான தீய எண்ணங்கள் கூட வரும் நம்மளுக்கு அப்ப அது ஒரு சைடு அது எழுந்துகிட்டே இருக்கட்டும் ஆனா புறத்துல உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க எது என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களோட மேக்சிமமா நீங்க செஞ்சுட்டீங்க செய்ததுக்கு அப்புறமும் அதுல வந்து தீர்வு கிடைக்கல அந்த பிரச்சனைல அப்ப தீர்வு கிடைக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய புற செயலை எஃபெக்டிவா செஞ்சுட்டோம் அப்ப தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்ல வேற ஏதோ ஒரு தகவல் இருக்கும் அந்த விஷயத்துல அப்ப நம்ம அதை அப்படியே சரண்டர் ஆயிட்டு வெயிட் பண்ணும்போது அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அந்த தீர்வை நோக்கி நம்ம சரண்டர் ஆகும் போது அதாவது அந்த டோட்டல் மைண்ட் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து எனக்கான என்னுடைய வேலையை எல்லாம் நான் செஞ்சுட்டேன் இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிற அந்த சரண்டர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் இப்ப தொடர்ந்து அது வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்காது எல்லா விஷயத்துக்கும் அந்த என்ன சொல்றது அந்த அந்த விஷயத்திலேயே அதுக்கான தீர்வும் அதுல இருக்கும் அப்ப தீர்வில்லாததுன்னு ஒண்ணு இல்ல அப்படி அதாவது தீர்வு இல்லாம ஒண்ணு கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு பட் ஆனா அந்த தீர்வுக்கு சில கால அவகாசம் தேவைப்படும் நம்ம வந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நீங்க ரொம்ப நாளா ஒரு ஒரு இத பண் இத இத முடிச்சே ஆகணும்ன்ற ஒரு இடத்துல இருப்பீங்க அப்ப அது உங்களால செய்யவே முடியாம தடை வந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க செஞ்சு வச்சுட்டு இதுக்கு மேல நான் எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டேன் இதுக்கு மேல நீ அதை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி அதை சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள் பக்தி சரண்டர் அந்த மாதிரி எப்படி வேணா அதை சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நடக்காததுக்கான ஆன்சர் கூட நம்மளுக்கு வரும் ஏன்னா தள்ளி அது தள்ளி போறது கூட ஒரு காரணமா இருக்கும் அது வந்து அது தள்ளி இப்படி தள்ளி போனாதான் நம்ம வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போவோமா இருக்கும் அது நம்ம வளர்ச்சி வளர்ச்சிக்கானதா கூட இருக்கும் அதாவது ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா கூட நம்ம அது கூட போராடக்கூடாது ஏன்னா நம்மளோட எல்லா முயற்சியும் போட்டதுக்கு அப்புறமும் அது தள்ளி போகுது அப்படின்னா அது அது ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்கு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அது மேபி ஃபியூச்சர்ல நமக்கு தெரியுமா இருக்கும் பட் நம்ம அந்த இடத்துல நம்ம அதாவது நம்மளால முயற்சிய போட்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம கிட்ட செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்ற இடத்துல நம்ம சரண்டர் பண்றது தவிர வேற ஆப்ஷனே ஓகே மேம் பாசிட்டிவா கிடைச்சாலும் சரி நெகட்டிவா கிடைச்சாலும் சரி அதான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஓ அப்பனா தள்ளி போறதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு இருக்கும் சொல்றீங்க நீங்க ஆமா அதோட ரிசல்ட் உங்களுக்கு கூட இருக்கலாம் ஆனா அந்த ஒரு மெசேஜ் வச்சிருக்கோம் அது உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இருக்கும் ஏதோ இருக்கும் அது நம்மளுக்கு அதெல்லாம் மாதிரி நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஓ சரிங்கம்மா சரி ஓகேம்மா மியூட் பண்ண முடியுதா யாரு கேட்டிருக்காங்க இல்ல யார மியூட் பண்ண முடியுமா யாரோ கேட்டு முதல் மியூட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க ரெண்டு பேரு இது அன்மியூட் பண்ண முடியலன்ட்டு சாட் பாக்ஸ் எது போட்டாங்கன்னு பாருங்க யாருக்கு கொஸ்டின் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்லைன்னா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் I'm unable to unmute. Murali sir. Our unmute panel sir. Sir? sir? Please. Uh, Murali sir பண்ண முடியும் முரளி சார் அன்மியூட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் முரளியா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க தட் ஆர் முரளி ஓகே ஆ சொல்லுங்க சார் பண்ண முடியுதா அன்மியூட் பண்ணியாச்சு பேச சொல்லுங்க ஆ சார் கேளுங்க கேள்விகள் முரளி சார் இருக்கீங்களா ஹலோ ஆ சொல்லுங்க சார் மேடம் நான் முரளி பேசுறேன் நெய்வேலில இருந்து மேடம் இந்த இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல இந்த ஃபோன் நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா ரெண்டு விதமா சேவ் பண்றது அதே மாதிரி இப்ப ஏற்கனவே ஐயாவோட வரத்துக்கு முன்னாடி வேற வேற கருத்துக்கள் ஜேகேவோட கருத்துக்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இப்ப அந்த மாதிரி கருத்துக்களும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கருத்துக்களும் வச்சுக்கிட்டு இதுவும் அதே மாதிரி ஏதாவது குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல மேடம் இல்ல இல்ல அவங்க சொல்றதும் லாஜிக்கலா கரெக்டா தான் இருக்கு ஆனா செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அது இந்த மாதிரி முரண்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா அந்த கருத்து இந்த கருத்து அது சார் அது வந்து ஒவ்வொரு அதாவது அடைந்த நிலை ஒண்ணுதான் எல்லாருமே எல்லாரோட நிலையும் ஒரு நிலை தான் அடைஞ்சிருக்காங்க பகவத்தையா ஜே கே எல்லாருமே ஒரு நிலை தான் அடைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க அடைந்த வழி வெவ்வேறா இருக்கு அதே டைம்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் வெவ்வேறா இருக்கு அதை வந்து நாம என்னவா எடுத்துக்கிறோம்ன்றதுதான் இங்க முக்கியம் இப்ப ஐயா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு மனசுல போராடாதீங்க மனம் இப்படித்தான் இருக்கும் அகத்துல போராடாதீங்க நீங்க அகத்துல போராடுறத விட்டுட்டீங்கனாலே அதுதான் ஞானம் ஆஹ் அதாவது ஆஹ் என் அறிவு வந்து அறிவை கொண்டு என் மனதை எதுவுமே பண்ண முடியாது அறிவினுடைய இயலாமையை அப்படியே ஏத்துக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இத நீங்க புரிஞ்சுட்டு இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நீங்க மனதோட போராடுறத விடுங்க ஓகேங்களா அதை விடும்போது உங்களுக்கு அந்த போராட்டம் அகப்போராட்டம் நின்ன உடனே அதுக்கப்புறம் நிகழறது அது உங்களுக்கானது போராட்டங்களை விட்டு முயற்சிகளை விட்டு அந்த அதுக்கப்புறம் நிகழறது உங்களுக்கானது அது உங்களுக்கான ஞானம் ஓகேங்களா சோ இதுல வந்து ஜே கே ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது அவருக்கானது அவர் அவருக்கு என்ன புரிஞ்சுது அவர் எப்படி அடைஞ்சாரோ அத வந்து அவர் ஏதோ ஒரு வழியில அவர் சொல்றாரு இன்னொரு ஞானி இன்னொரு வழியில சொல்றாரு சரி அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐயாவோடது இந்த எளிமையா இருக்கிறதுனால நம்ம அந்த அகப்போராட்டத்தை விட்டு அந்த விடுபட்ட நிலையை முதல்ல அடைவோம் அந்த விடுபட்ட நிலையில இருந்து நாம என்னவா இருக்கோம் அதுதான் ஞானமா அது ஞானத்தை நோக்கின பயணமா அப்படிங்கறத நீங்க கிளாரிட்டி எடுங்க ஓகே மேடம் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேடம் இப்ப முயற்சி வந்து அகத்துல வந்து ஒரு எண்ணம் வருது எண்ணம் உணர்ச்சி வருது இது அகத்துக்கு உண்டானதா இல்ல புறத்துக்கு உண்டானதான்னு செலக்ட் பண்ணும்போது நமக்கு அங்க ஒரு முயற்சி இருந்துகிட்டே தானே இருக்கு நம்ம செயல்பட்டுக்கிட்டே தானே இருக்கணும் எப்பயுமே ஒரு அப்சர்வேஷன் இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்படி அந்த நேரத்துல ஒரு முயற்சின்றது தேவைப்பட்டுகிட்டே தானே இருக்கு மேடம் இப்ப ஏதோ ஒரு எண்ணம் வருது ஒரு உணர்வு வருது அது வந்து அகத்துக்கு அகத்துல நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு ஆஸ் பர் ஐயா புறத்துல அதை அடாப்ட் பண்ணும் இப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்சர்வ் பண்ணிட்டே தானே இருக்கணும் அப்ப அந்த நேரத்துல ஒரு முயற்சி இருந்துகிட்டே தானே இருக்கணும் அதுதான் அதுதான் அது இங்க ஒரு கேள்வியா கூட கேட்டிருந்தாங்க பாருங்க வெளிப்புறம் முயற்சி கொடுக்கணும்னு சொல்றீங்க உள்புறம் முயற்சி இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க இது திணற வைக்குது இல்லையா அப்படின்னு அந்த கேள்விதான் நீங்களும் கேட்பீங்க அந்த அதை பத்தி தான் நம்ம பேசணும் அதாவது வெளி காரியத்துக்கு நம்ம வந்து பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிய காரியத்துக்கு நம்ம அறியாம நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம் இப்ப உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சிக்கலை சரி பண்றதுக்கான புற வேலைகள்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க எப்படின்னா கான்சியஸாவோ இல்ல அன்கான்சியஸாவோ நீங்க பாட்டுக்கு அது அது ஏன்னா அடுத்த நாள் வந்து இப்ப ஒரு செக்கு கிளியர் ஆகணும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடுத்து நீங்க போயிட்டே இருப்பீங்க அப்ப அன்கான்சியஸா நீங்க அதை பண்ணுவீங்க புறத்துல முயற்சியா பண்ணுவீங்க ஏன்னா நம்ம அப்படிதான் டிசைன் ஆயிருக்கும் புறத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது தீர்க்கறதுக்கு தான் நம்ம வெளியே நடவடிக்கைகள் இருக்கும் அப்படி போகும்போது கான்சியஸா நம்ம ஒரு தெரியுது நாம இந்த பிரச்சனைக்கு வந்து இது மாதிரி எல்லாம் முயற்சி செய்யறோம் அப்படின்னு நம்மளுக்கு கான்சியஸா தெரியும் போது கூட அது ஓகே இருக்கு புறத்துல தானே நம்ம முயற்சி செய்யறோம் தப்பு கிடையாது அதே மாதிரி அகத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நாளைக்கு வந்து செக் பவுன்ஸ் ஆயிடும் நான் இந்த டைம் ஃபுல்லா பைசா போடலைன்னா எனக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுக்கும்போது நம்ம வந்து அகத்துல ஒரு போராட்டம் வந்துருக்கு பாருங்க அப்ப அந்த ஐயோ இந்த பிரச்சனையை எப்படிதான் முடிக்க போறோமோ இந்த மனசு வலிக்குது இதை நினைச்சு பயமா இருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அது கூட போராடிக்கிட்டே இருக்கும் பாருங்க அதுவும் நம்ம அன்கான்சியஸா செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த போராட்டம் எப்ப நம்மளுக்கு கான்சியஸா மைண்ட்ல அது ஞாபகத்துல வருதோ அப்ப அதை நிறுத்திடணும் கான்சியஸா வரும் எப்படின்னா இப்ப நான் மனசுல இப்ப நான் தூங்காம இருந்து என்ன ஆக போகுது இப்ப நான் உட்காந்து மனசுல ஏன் போராடிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் அது காலையில தான் அது போய் தீர்வு கிடைக்கும் போய் நம்ம காலையில தான் அதை எப்படி கிளியர் பண்ணணும் என்ன பார்க்கணும் அப்ப அதை காலையில பாத்துக்கலாம் மனசுல எதுக்கு இப்ப போராடணும் காலையில என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மன போராட்டத்தை கான்சியஸா புரிஞ்ச உடனே அதை அப்படியே விட்டுட்டோம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம் அதை நிறுத்த முயற்சிக்க கூடாது அந்த மனப்போராட்டத்தை இப்போ ஒரு வருத்தம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த வருத்தத்தோட அப்படியே நீங்க ஆழ்ந்து அதை அதை அது போக்குல விட்டீங்கன்னா அப்படியே நீங்க உங்களை அறியாம நீங்க தூங்கிடுவீங்க அந்த பிரச்சனை கூட கூட நம்ம இதாக மாட்டோம் அது மாதிரி எப்பெல்லாம் அது கான்சியஸா ஞாபகம் வருதோ அது அது போக்குல விட்டுரும் அப்ப அது மறைஞ்சிரும் மன உணர்வுகள் okay ma'am okay thank you okay ma'am சொல்லுங்க வேற ஏதாவது இருக்கா மியூட் பண்ண முடியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அது அன்மியூட் பண்ண முடியலன்னா இல்லைன்னா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் Where else that? Uh, Rose Roma. Oh.